நாகை அருகே கடலுக்கு மீன் பிடிக்க சென்ற மகன் இறந்த நிலையில் மகன் படித்து வாங்கிய பட்டத்தை கண்ணீரோடு பெற்றோர் பெற்றுக் கொண்டனர் நாகப்பட்டினம் மாவட்டம் அக்கரைப்பேட்டை மீனவ கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் கண்ணன் செல்வி தம்பதி இவர்களின் மகன் தினேஷ் நாகையில் உள்ள இஜிஎஸ் பிள்ளை தனியார் கல்லூரியில் சிஎஸ்சி பிரிவில் படித்து வந்தார் இதனிடையே கடலுக்கு மீன் பிடிக்க சென்றபோது படகு கவிழ்ந்த விபத்தில் தினேஷ் உயிரிழந்தார் இந்த நிலையில் நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்லூரியின் இருபத்தி இரண்டாவது பட்டமளிப்பு விழா கல்லூரியில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்று இளங்கலை மற்றும் முதுகலை மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது அப்போது இறந்த மாணவர் தினேஷ் பட்டத்தை வாங்குவதற்கு அவருடைய பெற்றோர்கள் வந்திருந்தனர் மற்ற மாணவர்கள் பெயர்களை சொல்லி அவர்களை மேடை ஏறி பட்டம் வாங்கியதை கண்ணீர் ததும்ப பார்த்துக் கொண்டிருந்தனர் அதனைத் தொடர்ந்து தினேஷ் பெயரை வாசிக்க பெற்றோர்கள் மேடை ஏறி அவர் படித்த பட்டத்தினை கண்ணீர் ததும்ப வாங்கிக் கொண்டனர் அப்போது அந்த மாணவரின் நினைவாக அங்கு கூடியிருந்த மாணவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக கரகோஷங்களை எழுப்பினர் இதுகுறித்து மாணவனின் தாய் செல்வி கூறும்போது என் மகனின் நினைவாக அவன் படித்து வாங்கிய பட்டம்தான் உள்ளது இதற்காக கல்லூரியிடம் தொடர்ந்து எப்போது என் மகனின் பட்டத்தை வழங்குவீர்கள் என கேட்டுக்கொண்டே இருந்தோம் தற்போது அந்த பட்டத்தை கையில் வாங்கியது அவன் கூடவே இருப்பது போல் உள்ளது இறந்து போன தினேஷின் தாயார் செல்வி இவ்வாறு உருக்கமாக கூறினார் நாகையில் தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் இறந்த மகனின் பட்டத்தை பெற்றோர் கண்ணீரோடு வாங்கிக் கொண்ட சம்பவம் அனைவரையும் நிகழ்ச்சி அடைய செய்தது